எல்லாருக்கும் வணக்கம் பேர் வர்ணா ஃப்ரம் சிறுமுகை கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்டர்லெஸில் இருக்கக்கூடிய பியூர் சில்க் சாரீஸ் கலெக்ஷன்ஸுங்க அண்ட் ஹேண்ட்லூம் மேடுங்க இது எல்லாமே கைத்தறியில் நெசவு பண்ணியிருக்கக்கூடிய பியூர் சில்க் சாரீங்க வார்ப் அண்ட் வெஃப்ட் ரெண்டு சைடுமே நம்ம பியூர் சில்க் த்ரெட் வச்சு கைத்தறியில் நெசவு பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு சாரீ கூடயும் கட்டாயம் உங்களுக்கு சில்க் மார்க் டேக் வந்துடுங்க அண்ட் இது வந்து த்ரீ ப்ளை த்ரெட்டும் இருக்குது ஸோ வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் தின்னாக தாங்க இருக்கும் ஆனால் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்காது வேர் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான இருக்கக்கூடிய சாஃப்ட் சாரீங்க ஃபர்ஸ்ட் சாரியுடைய number seven three one body of sari beige கலர்லேயும் பல்லூன் ப்ளவுஸ் பிங்கிஷ் ஆரஞ்சு கலர்லேயும் இருக்குங்க பாடியில் வரக்கூடிய புட்டா கோல்ட் அண்ட் சில்வர் ரெண்டு டெசன் சரிலையும் ஆல்டர்னேட்டிவாக பாடி ஃபுல்லாகவே வருங்க sari number seven three two same pattern second colour sari body of sari bottle க்ரீன்லேயும் பல்லூன் ப்ளவுஸ் பிங்கிஷ் ஆரஞ்ச் கலர்லேயும் இருக்குங்க சாரியில் பாடி ஆஃப் சாரியுடைய length five point five metre length of blouse point seven metre width of sari and blouse forty five point five inches above இருக்குங்க பியூர் சில்க்குங்கிறதுனால ட்ரை வாஷ் தாங்க பண்ணணும் நார்மல் ஹேண்ட் வாஷ் பண்ணக்கூடாது சாரியுடைய price offer price six thousand rupees with free ஷிப்பிங்கில் ஆல் ஓவர் இந்தியா உங்களுக்கு இந்த சாரீஸ் கிடைக்குங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இந்த டிசைன்லாம் வந்து நியூ டிசைன் ஸோ நியூ ஸ்டாக்லேயே நம்ம ப்ரைஸ் கொடுத்துட்ருக்கோம் வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் மூலமாகவே புக் பண்ணிக்கலாங்க இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த சாரீஸில் நீங்கள் ஏதாவது வாங்கணும்னு நினச்சா வாட்ஸ்அப் மூலமாக மட்டும்தான் புக் பண்ண முடியும் நேரில் ஷாப்பில் வீடியோலையோ அல்லது ஃபோட்டோ மூலமாகவோ நீங்கள் இந்த சாரீஸ் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நேரில் கிடைக்காதுங்க வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் புக் பண்ணிக்கலாம் sari number seven three three அதாவது seven double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 கொடுத்து பார்சல் வாங்கிக்கலாம் sari number seven three five body of sari peach கலர்லேயும் பலுவன் ப்ளவுஸ் ஸ்டீல் ப்ளூலேயும் இருக்குங்க same pattern fifth colour sari international shipping அவைலபிளாக இருக்குங்க இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்க்கு ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வரும் நம்பர் ஆஃப் சாரீஸ் நீங்கள் ஆர்டர் பண்ணுறதை பொறுத்து உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜஸ் வருங்க same pattern sixth colour sari balloon blouse dark pink body of sari pastel ஷேடுங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஷேடு தான் ஸோ அதோட எக்ஸாக்ட் கலர் நேம் வந்து சொல்ல முடியல ஸோ அதனால தான் நான் அதை பேஸ்டல் ஷேடுன்னு சொல்கிறேன் அது எப்படி இருக்குன்னா சாக்லேட் ப்ரௌன்லேயே light very light chocolate brown மாதிரி இருக்குது ஸோ இந்த சாக்லேட் கலரோட நம்ம வந்து மில்க் ஆட் பண்ணால் அது எந்த அளவுக்கு லைட்டாக மாறுவோம் அது மாதிரி இருக்காங்க இந்த சாரியோடைய கலருமே இருக்குது next sari next pattern seven three seven சாரியுடைய number seven three seven of sari double ஷேடில் ராணி பிங்க் கலரில் இருக்குங்க பல்லுவன் ப்ளவுஸ் ஆல்சோ டபுள் டபுள் ஷேடில் இருக்கு கிரீன் கலர் இது வந்து வித் பிளாக் மிக்சிங்ல இருக்குங்க க்ரீன் கலர் வந்து வித் பிளாக் மிக்சிங் பாடியில் வரக்கூடிய புட்டான்னு பார்த்துட்டிங்கன்னா கோல்டு சில்வர் காப்பர் மூணு டெஸ்ட் சரியுமே வந்திருக்குங்க சின்ன புட்டா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டைலில் மேக் பண்ணியிருக்கோம் இதுவே நியூ டிசைனுங்க ஸோ நியூ டிசைன்லேயே சிக்ஸ் தௌசண்ட்ங்கிற ஆஃபர் ப்ரைஸ்க்கு சூப்பராக நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக நீங்கள் எவ்வளோ சாரீஸ் வேணாலும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் எல்லாமே பியூர் சில்க் சாரீ நீங்கள் சாரீ பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் வீட்லேயோ அல்லது லேப்லேயோ கூட நீங்கள் தாராளமாக கொடுத்து செக் பண்ணி பார்த்துக்கலாங்க ஏன் நான் இதை ஒவ்வொரு தடவையும் சொல்கிறேன் அப்படின்னா மார்க்கெட்டில் நிறைய வந்து கோன் மிக்சிங் பாலிஸ்டர் மிக்சிங் சாரி எல்லாம் கூட வர ஆரம்பிச்சிருச்சுங்க அதுக்கு கூட சில்க் மார்க்கு போடுறதா கேள்விப்படுறோம் ஸோ அதனால் நான் வந்து ஒவ்வொரு வீடியோலையுமே நம்மகிட்ட இருக்கிறது பியூர் சில்க் அதை நீங்கள் தாராளமாக செக் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் நான் சொல்லிட்டு இருக்கேன் இந்த சாரியுடைய கலர் சொல்லிடுறேன் சாரியுடைய number seven three eight balloon ப்ளவுஸ்னு பார்த்துட்டிங்கன்னா ப்ளூ அண்ட் க்ரீன் மிக்சிங்கில் டபுள் ஷேடில் வருது பாடி ஆஃப் சாரி வந்து கோல்டன் எல்லோ கலரில் இருக்குங்க sari number seven three nine steel blue.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 சில்வர் ஆல்டர்னேட்டிவாக புட்டாஸ் வருங்க இந்த வீடியோவில் நியர்லி த்ரீ பேட்டர்ன்ஸில் ஃபோர்டீன் சாரீஸ் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸில் நம்ம உங்களுக்கு ஷோ பண்ணுறோம் ஆல்ரெடி ரெண்டு பேட்டர்ன் சாரீஸ் பார்த்துட்டோம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தேர்ட் பேட்டர்னில் இருக்கக்கூடிய saris sari number seven four two balloon blouse double shading green and green mixing தான் அதாவது light green and dark green மிக்சிங்கில் இருக்கக்கூடியது double shade body of sari magenta கலரில் இருக்குங்க கோல்டன் அண்ட் சில்வரில் டெஸ்டல் சரியில் புட்டாஸ் ஆல்டர்னேட்டிவாக வந்துச்சுக்குங்க கலருக்கோ குவாலிட்டிக்கோ ஹேண்ட்லூம் மார்க்ஸ்க்கோ ரிட்டர்ன் பாசிபிள் இல்லைங்க கலர் பொறுத்த வரைக்கும் வீடியோ ஃபோட்டோ ரெண்டையும் கம்பேர் பண்ணி வாங்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் சில டபுள் ஷேட் கலர்ஸ் மட்டும் என்ன பண்ண முடியலன்னா எக்ஸாக்டாக ஃபோட்டோலையோ அல்லது வீடியோலையோ கேப்சர் பண்ண முடியலைங்க ஸோ அந்த மாதிரி சில கலர்ஸ் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் லிட்டில் பிட் டிஃப்ரென்சஸ் வரதாங்க செய்து sari number seven four three balloon blouse bottle green body of sari teal blue and quality பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணதாங்க இது வந்து பியூர் சில்க்குங்கிறதுனால அதுக்கேற்ற டெக்ஸ்டர் தான் இருக்கும் பாலிஸ்டர் மாதிரி பளவளப்பாவோ வளவளப்பாவோ எதிர்பார்க்க வேண்டாங்க பியூர் சில்க்கு ஏற்ற டெக்ஸ்டர் இருக்குங்க அண்ட் இது வந்து த்ரீ ப்ளை த்ரெட் ஒர்க்குங்கிறதுனால வெயிட்லெஸ் அண்ட் தின்னாக இருக்கும் ஆனால் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்காதுங்க வியர் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய sari sari number seven double four balloon blouse double shade blue is green body of சைன் பார்த்துட்டிங்கன்னா ரெட் அண்ட் பிங்க் மிக்சிங்கில் அந்த டூயல் டோன் மாதிரி இருக்குங்க ரெட் அண்டு பிங்க் மிக்சிங்கில் இருக்கும் இது வந்து பியூர் ரெட்டுன்னு சொல்லிட முடியாது அதே மாதிரி பிங்க்னு சொல்லிட முடியாது ஸோ ரெட் அண்டு பிங்க் மிக்சிங்கில் இருக்கக்கூடிய டோன் இதுலேயும் கோல்டு அண்ட் சில்வர் டெஸ்ட் சரியில் புட்டாஸ் ஆல்டர்னேட்டிவாக வருதுங்க அண்ட் இது எல்லாமே ஹேண்ட்லூம் சாரீஸ்ங்கிறதுனால கண்டிப்பாக ஹேண்ட்லூம் மார்க்ஸ் இருக்குங்க சில இடத்துல வந்து திக்காக இருக்கக்கூடிய த்ரெட் தெரியறதாகட்டும் டாப் அண்ட் பாட்டமில் இருக்கக்கூடிய புட்டாஸில் லைட்டாக விலகி இருக்கிறதாகட்டும் அண்ட் இது எல்லாமே வந்து பிளாக்ல த்ரெட் தெரியறதாகட்டும் இதெல்லாமே காமனாக ஹேண்ட்லூம் சாரீஸில் இருக்கக்கூடியதாங்க அதுக்கு நம்ம கிட்ட ரிட்டர்ன் பாசிபிள் இல்லைங்க ஒவ்வொரு சாரியுமே இந்த சில்பாக் ஸ்டிக்கரோட தான் வருது இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம வர்ணாங்கிற நேம் வருங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்